வணக்கம் silver micro five minute chart watch பண்ணுறோம் சில்வர் எல்லாமே மூமெண்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் சில்வர் மைக்ரோனுடைய ஸ்பெசிஃபிக்காக நிறையா கிளைண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க அதுக்காண்டி சில்வர் மைக்ரோவில் கால் ஜென்ரேட் ஆகிறத நம்ம ஷோ பண்ணுறோம் இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்னுடைய மூமெண்ட் அதாவது மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபிப்ரவரி செவன்டீன் அப்போ ஃப்ரைடே மார்க்கெட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபைவ் மினிட்ஸில் நைன் ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு ஸோ ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at sixty five four sixty ஃபைவ்னு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி டெய்லி மார்க்கெட்னுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அதுவாகவே கால்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி வரும் ஜஸ்ட்டு இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை பார்ப்பீங்க கால்ஸ் வரும் அதை பார்த்துட்டு உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆர்டர் மட்டும் போட்டுக்கிற மாதிரி வரும் இந்த பிளான் டீட்டெயிலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் மூமெண்ட் பிரேக் அவுட்டை அனலைஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் எப்படின்னா கேண்டில்னுடைய மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணிகிட்டே வரும் ஸ்ட்ராங்காக எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்க்கும் அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் நமக்கு இப்போ டவுன் சைட் பிரேக் அவுட் ஆச்சு செல் கால் ஜென்ரேட் ஆகிருக்கு டெய்லி பேசிஸ்லேயும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் தான் நீங்கள் டெய்லி வீடியோஸ் பார்க்குறனாலும் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் இந்த சேனலில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ்ல செல் கால் ஜென்ரேட் ஆகிருக்கு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் வந்து sixty five thousand three naught ஒனில் இருக்குது second target sixty five one thirty செவனில் இருக்குது நமக்கு ஜெனரேட்டான செல் கால் ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து என்ட்ரி பாயிண்ட் நைன் ஃபிஃப்டின் வரைக்கும் அப்படி தான் ட்ரேடிங் போச்சு அடுத்து ஸ்லோவாக